இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒன்று மாதம் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மே ஃபிஃப்த்து நான் கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதுதான் என்னோட கடைசி வீடியோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாதத்தில் நான் வீடியோ பண்ணவே இல்லை அந்த video no more TASMAC May seventh நம்ம கவர்மெண்ட் மறுபடியும் மைன் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதாவது மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இந்த லாக்டவுன் பீரியடில் மூடி கிடந்த மைண்ட் ஷாப்ஸ் எல்லாம் மறுபடியும் மே ஏழாம் தேதி திறக்க போகிறாங்க அப்படி திறந்தால் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் நிறைய பேருக்கு இந்த கொரோனா தொற்று கொரோனா பரவல் அப்படின்றது நிறைய பேரை வந்து இப்போ வந்து சேர்ந்தடையுன்றது குடிக்கிறதுக்காகவும் பல குடும்பங்கள் ஏற்கனவே இந்த மதுவினால இங்கே சீரழிஞ்சு போய் கிடக்கு இந்த ஒன்றரை மாதம் எப்படி குடிக்காமல் இருந்தது கொரோனாவோட வாழை பழகுன்னு சொன்ன மாதிரி கொரோ குடி இல்லாமல் வாழை பழகினவங்கள்ட்ட மறுபடியும் இந்த குடியை கொண்டு வந்து சேர்க்காதீங்க மது விளக்கை எப்படியாவது கொண்டு வந்துருங்கன்ற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நோ மோர் டாஸ்மாக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக வேறு எந்த வீடியோவும் நம்ம பண்ணல என்ன காரணம்ன்றத என்னோட சட்டையை பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறது ஒரே ஒரு கேள்வி தான் என்ன ஞாபகம் இருக்கா என்ன மறந்துட்டீங்களா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதான் இருந்தாலும் என்ன ஞாபகம் இருக்கான்றதை கேட்டு என்னை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம தான் பல விஷயங்களை கடந்து மறந்து போய்கிட்டே இருக்கோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட சுயலாபத்துக்காக ரோட்ல வச்சிருந்த ஒரு கட் அவுட்ல சிக்கி இறந்து போன சுபாஷினி அதுக்கான தீர்வு என்ன இதையெல்லாம் கடந்து நம்ம மறந்து அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லை ஒரு பிஞ்சு குழந்தை போது சாவுன்னே என்னன்னு தெரியாது சுஜித் அந்த போர்வெல் குழாய் வீணாக போன ஒரு போர்வெல் குழாயை சரியாக மூடாததுனால அதில் விழுந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் இறந்து போன அந்த குழந்தைக்கு மறுபடியும் என்ன தீர்வு அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இறக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுன்ற தீர்வை நம்ம மறந்து கடந்து போனோம் அது மட்டும் இல்லை பொள்ளாச்சி சம்பவம் அண்ணே என்னை விட்டுருங்கன்னு கதறின ஒரு பொண்ணு அன்னைக்கு பார்க்கும்போது மட்டுமே நம்ம வந்துட்டு பரிதாபத்தோடையும் வாதனத்தோடையும் பேசின நம்ம அடுத்து அதுக்கான தீர்வு என்னன்றதை பேசாமல் அதுக்கு தீர்வு என்னன்றதை யோசிக்காமல் கடந்து நகர்ந்து போனோம் இதே மாதிரி பல விஷயங்கள் கந்து வட்டியினால தன்னோட மொத்த குடும்பத்தையும் எரிச்சுக்கிட்டு இறந்து போன ஒருத்தர் சமீபத்தில் தன்னோட மனைவி குழந்தைகளுக்கு சைனடை கொடுத்துட்டு தானும் குடிச்சு செத்து போன ஒருத்தர் இந்த கந்து வட்டி கொடுமைகளுக்கு நம்ம என்ன ஒரு முடிவு கொண்டு வந்தோம் என்ன ஒரு தீர்வு பார்க்கணும் என்ன ஒரு தீர்வு தேவை இதையெல்லாம் கடந்து மறந்து போனோம் நம்ம இப்போ என்ட என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா நமக்கு தேவையானது காசிப்ஸு இன்னொருத்தனை குறை சொல்கிறது இன்னொருத்தன் மேலே பழி போடுறது இது மட்டும்தான் இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி இதை கேட்கவும் இதை பார்க்கவும் இதை சுவாரஸ்யத்தமாக கொண்டு போகிறதுக்கும் நிறைய மீடியாஸும் நிறைய பேரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கும் உங்ககிட்ட நீங்கள் மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கும் இங்கே அதிகமாக யாரும் இல்லை ஆனால் நீங்கள் மறந்து போன விஷயங்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களை தீர்வு தேட வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு தொடர்ந்து நான் பேசுகிறது தான் தினமும் என் மறுபடியும் என்னோட வீடியோவாக இருக்கும் இப்போது நான் நான் கேட்ட கேள்வி என்ன மறந்துட்டீங்களா இந்த மறந்துட்டீங்களான்ற கேள்வியிலிருந்து என்னை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை முதல்ல சொன்னேன் தொடர்ந்து நம்ம இந்த சமூகத்தில் பேச வேண்டிய விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம் உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு தேவை ஏன்னா நல்ல விஷயங்களை பேச இங்கே நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இல்லை இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை பேச அவங்கள ஊக்குவிங்க தேங்க்யூ